hey guys welcome to a குட்டி பிரின்ஸ் நான் உங்கள் பிரின்ஸ் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பெஸ் ஏழு நிமிஷம் சின்ன scale full full Tamil explain இருக்கோம் ஸோ நீங்கள் என்ன இந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் என்னென்ன போட்ட ஏழு வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம எட்டாவது எபிசோடுக்குள்ளே போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இப்போ நம்ம டேரக்ட் கேட்டாத எபிசோடில் போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் நம்ம ஹீமாவாரி கதறி கதறி அழுதுட்டு இருப்பா அவளோட அழுகையை ஸ்டாப் பண்ணும் இல்லையா ஸோ அதனால் நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கன காணலாம் பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கான் இவங்களும் எவ்வளவோ விளையாட்டி காட்டு பார்க்குறாங்க ஆனால் அவளோட அழுகையை இவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியல இப்போ நம்ம அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமாவாரியோட டயப்பருக்கு வந்து கொடுக்குறாங்க அண்ட் அதை மாத்தின ஹீமாவாரியோட அழுகை நின்றுடுது அதுக்கப்புறம் நம்ம ஹெலன் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரோவை பார்த்து இது எப்படி இப்படி பச்சாச்சு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க இதுக்கு நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை இங்கே நடக்கிற எந்த விஷயமே நம்மளுக்கு தெரியல என்னென்னமோ நடக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவன் அவர் நிறைய விஷயம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா நம்ம பார்ட்னர் செவன் இன்ட்டு சட்டை கொக்கணக்கணும் ஷாப்பிங் பயணத்தை திடீர்னு முடிச்சு பார்த்தா ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கும் ஸோ நூறு வருஷம் கலந்துடுச்சு அந்த மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பத்து மனுஷங்க தான் இருக்கும் ஆனால் நூறு வருஷம் உயிரிழந்த டேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒம்பது தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட அந்த பிச்சி யோசிட்டு ரெண்டு கேரக்டர் எங்கே போச்சுனே அப்படியே தெரியல இப்போ நம்ம கடைசியாக ஷீரோ வேற இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வினோதமான வித்தியாசமான விஷயங்கள் நிறைய நடக்கிற நம்ம இருக்கிறோம் அதுதான் சொல்கிறாரு இதுக்கடுத்து நம்ம சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரோவுக்கு ஒன்றுமே ஆகலை அவன் பழைய மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோவை போய் கட்டி பிடிச்சிக்கிறான் ஸோ அவன் வந்து ஷீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது ஆனால் உனக்கு அந்த கவலையில் பிகாஸ் நீ தான் மிச்சி யோசினா ஃபுல்லாக தின்னுட்டியே அப்படின்னு சொல்கிறான் சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷீரோ இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அது பசியில் நம்ம மிச்சி யோசினியும் தின்னுடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அண்ட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பசிக்குது நான் சாக்கோ சாக்கோபி சாப்பிட்டே ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டு நம்ம எல்லாம் வந்து சாக்கோ சாக்கோபியை எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஜேம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம பக்கத்து டாடி வந்து பார்த்தீங்கன்னா எது ஜேம்ஸா அது சாதாரண பவர் லிஃப்ட் தான் அதை வச்சு கார்கோ தானே தூக்க முடியும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டு நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் லிஃப்டா நான் ஜேம்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ் ட்ரெக்கில் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து டேரண்டி கிட்ட உங்களுக்கு ஜேம்ஸ் ஒரு பவர் லிஃப்ட்னு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் போயிடுது என்ன அப்படின்னா ஜேம்ஸ் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டாக் கிடையாது அது ஒரு பவர் லிஃப்ட் அப்படின்னு எல்லன்னு ஒரு ரூமோட கதவு வழியாக உள்ளே பார்த்தாங்க இல்லையா ஸோ அதுக்குள்ளே அந்த பவர் லிஃப்ட் தான் இருந்திருக்கும் போல இவங்க இப்படி கேட்டாங்க பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்தீங்கன்னா இது நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த மாதிரி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஸோ இப்போ எல்லனுக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி மேலே பெரிய டவுட் வந்தது ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டியை பார்த்து உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க இது பக்கத்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அவங்க கை கால்லாம் அப்படியே ஆட ஆரம்பிக்குது ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஏதோ சூட் கேஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி அவங்களோட மண்டை ஓப்பன் ஆகுது ஸோ இப்போது இவங்க உண்மையான பக்கத்து வீட்டு ஆண்டி கிடையாதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுது இதை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடாங்க பட் ஆனால் மொக்க கையில் தான் துப்பாக்கி இருக்குல்ல ஸோ அவன் அதை எடுத்து அவங்கள ஷூட் பண்ண போகிறான் பட் ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள ரொம்ப நேரத்தில் கண்ணு மாதிரி இருக்க ஒரு ரோபோட் ஃபாலோ பண்ணிடுச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த ரோபோட் இந்த இடத்துக்கு வந்துடுது அது நம்ம மொட்டை கையில் துப்பாக்கியை தட்டி விட்டுருது பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட கொடுத்துருது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டியோட மண்டையில் இருக்க ஒரு ஓட்டையில் போய் செட் ஆயிடுது அப்படியே அவங்களோட மண்டையும் மூடிடுது ஸோ இப்போ அந்த ரோபோட் பேச ஆரம்பிக்குது அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே நான் எடுத்துட்டேன் பட் இந்த துப்பாக்கி எப்படி மிஸ் ஆச்சு இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நான் சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் எங்கள் எல்லாத்தையுமே கடத்தி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ரோபோட் ஆமாம் பட் ஆனால் நான் ஏலியன் கிடையாது நான் ஒரு ரோபோட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ தான் எங்கள் எல்லாருக்குமே அது பக்கத்து வீட்டு ஆண்டியோட எக்ஸிகூட்டிவ் டேரக்டரோட விஷயத்தில் இருக்க ரோபோட் அப்படின்றது புரியுது நம்ம ஹீரோவுக்கும் அது கெட்ட ரோபோட் தெரிஞ்சு போல ஸோ அவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரோபோட் மேலே விழுந்துருது ஸோ இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நசுக்கியே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது மேலே ஏற விடுறாங்க அடே இப்போ உன்னால் அசைய கூட முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹாரி சொல்கிறாரு பட் ஆனால் அந்த ரோபோட் நம்ம ஹீரோவோட சேர்த்து எல்லாத்தையுமே து துண்டாக தூக்கிக்கிட்டு கெத்தாக எந்திக்குது அண்ட் எந்திரிச்சிட்டு அண்ட் அடைச்சா இந்த மனுஷங்களோட எப்பவுமே பிரச்சனை தான்டா அவங்கள அப்படியே கொண்டு போய் நம்ம நம்ம மொட்டை தலைவன் மேலே போடு அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நாலஞ்சு பட்டன் அமுக்குது ஸோ அதை அமுக்கணுன்னே இவங்க எல்லாத்தையுமே சுற்றி நாலு சைடும் பெரிய கண்ணாடி வருது ஸோ இப்போ இவங்கள ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்டா மாதிரி அடைச்சி வச்சிட்டாங்க நம்ம ஏழன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் கிட்ட இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த ரோபோட் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் டைம் செஸ் அதாவது நான் வந்து சமைக்கிறவன் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது அண்ட் போகும்போது இன்னொரு பட்டனையும் அமைக்க விட்டு போகுது அது அதான் அமுக்கணும்னு இவங்களுக்கு நடுவில் இருக்க அந்த ஜெல்லி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அது ரொம்பவே பெருசாக ஆயிடுது எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க ஆனால் தலைவன் மட்டும் ஒரு வேற லெவலு பசிக்கு எதையாச்சும் தின்போன்னு சொல்லிட்டு அந்த ஜெல்லியை எடுத்து சாப்பிட போகிறான் பட் ஆனால் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அவனை சாப்பிட விடாமல் தடுத்துடுறாங்க அண்ட் நம்ம எல்லன் இந்த ஜெல்லியை சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனை வருது ஸோ இதை நம்ம போடாத மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம பிரசோனி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ நான் பசியில் நான் கொஞ்சம் தின்னுட்டு இப்போ எனக்கு என்ன ஆகும் அந்த மாதிரி கேட்குறான் அதெல்லாம் தெரில ஆனால் என்ன என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லன்னு சொல்கிறாங்க நம்ம எல்லனும் சுற்றி இருக்க கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க பட் ஆனால் அதில் ஒரு கீரல் கூட போட முடியல சரி மேல் வழியே ஏறி குடிச்சு போயிடலான்னு பச்சம் நினச்சா கூட மேலேயே கண்ணாடி போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம மொட்டை தலைவன் ஒரு விஷயம் சொல்கிறான் அண்ட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியை எடுத்து ஜெயிலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா அதில் என் பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ டஸ்ட் கோகோ அப்படின்றது என் பேர் தப்பிக்கிறது தான் என்னோட விளையாட்டு இந்த இடத்துல தப்பிக்கிறது எனக்கு ஒரு ஜிஜிபி மேட்ரு அப்படின்னு சொல்கிறான் ஆஹா இந்த மொட்டை தலைனை வச்சு நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தோம் தலைவா நீ ஆரம்பி தலைவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அண்ட் அவனும் அவனோட வெற்றியை காட்ட ஆரம்பிக்கிறான் இந்த வட்டம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு பல்ல கலட்டுறான் அண்ட் அதுக்குள்ளேருந்து பேம்பு காஃப்டர்லாம் வருது ஸோ அந்த ஜெல்லி முதல்ல குட்டியாக தான் இருந்துச்சு பட் இப்போ ரொம்பவே பெருசாகிடுச்சு இல்லையா ஸோ அப்படின்னா கீழே இருந்து யாரோ ஒருத்தவங்க இன்னும் கொஞ்சம் ஜெல்லியை மேலே அனுப்பின்னு இருக்கணும் அவங்களுக்கு தெரியுது ஸோ அப்படி கீழே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்காக அவன் அந்த பேம்பு காஃப்டரை எடுத்து அந்த ஜெல்லிக்குள்ளே விடுறான் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லி வழியாக கீழே போகுது அண்ட் போய் சில பல இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு மேலே வந்துடுது அதை பற்றி நம்ம த நம்ம மொட்டை ஒரு விஷயம் சொல்கிறோம் என்ன அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்தில் ஏர் இருக்குது ஸோ அப்படி காற்று அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லிக்குள்ளே குதிச்சு ஒரு இருபத்தஞ்சி மீட்டர் நம்ம நீச்சல் அடித்து உள்ளே போனால் போதும் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இதை கேட்டால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க அண்ட் நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா டே மொட்டை உன்னை நான் நம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ இதை கேட்டு நம்ம மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கரெக்டான வழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் நூறு தடவை ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்கேன் ஸோ இது என்னோட நூற்றி ஒராவது தடவை அப்படின்னு அதாவது ஒரு வேல் ரெக்கார்ட் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறான் சொல்லி முடித்த அடுத்த செகண்டே அவன் ஜெல்லிக்குள்ளே பல்ட்டி அடித்து உள்ளே போயிடுறான் தப்பிக்கணும் அப்படிக்காக வேற வழியே இல்லாமல் எல்லாருமே அந்த ஜெல்லிக்குள்ளே குதிச்சிடுறாங்க நம்ம ப்ரஷும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுவான் ஆனால் கடைசியில் அவனும் உள்ளே குதிச்சிருவான் நம்ம ஷின்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரியோட கையை பிடிச்சிக்கின்னு நீந்தி போயின்னு இருப்பான் ஆனால் திடீர்னு ஒரு பதட்டத்தில் அவரோட கையை விட்டுருவான் ஸோ அந்த ஜெல்லி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி மாதிரி தான் இருக்குது ஸோ அது அவனை அப்படியே இழுத்து மேலே கொண்டு போய்ட்டு நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா சின்சனை பார்த்து கத்துறாரு ஸோ அப்படியே இந்த எபிசோட் முடியுது ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் என்னென்ன ட்விஸ்ட்லாம் வரப்போகுது அண்ட் ரொம்பவே முக்கியமாக அந்த பெரிய எப்போ தான் இவங்க பார்க்குறாங்க எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க ஸோ ஒன்பதாவது எபிசோடில் உங்களை சந்திக்க வரையும் வரைய போகிறது நான் உங்கள் friends thank you for wasting your time